கொண்டு அப்போஸ்தலர் நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு அதிலே மூன்றாம் வசனத்தையும் நான்காம் வசனத்தையும் எடுத்த ஒருவர் வாசியுங்கள் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் ஒரு சத்தத்தை கேட்டான் ஏழாம் வசனத்தில் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் இந்த சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து விசுவாசிகளுக்காக கர்த்தர் பேச போகிற விஷயங்களில் சிலதை காண்பிக்க விரும்புகிறார் உன்னை ஆண்டவர் ஏன் அழைச்சிருக்கிறார் உன்னை அழைச்சிருக்கிறனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல முதல்ல கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன தெரியுமா என்னை நீ அறிகிறதுக்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க எதற்கு கத்தர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு எதற்கு கத்தர் நம்மளை கூப்பிட்டாரு எல்லாரும் மாற்றி சொல்லுங்க கர்த்தரை நான் அறிவதற்காக சொல்லுங்கள் கர்த்த இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கத்தர் என்னை அழைச்சதுக்கு நோக்கமே அவரை நான் அறியணும் அவரை நான் என் ஆண்டவரை நான் அறியணும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறியணும் அவருக்கு வல்லமை என்ன என்பதை நான் அறியணும் அவருடைய நாமம் என்ன என்பதை நான் அறியணும் நீங்கள் எங்கே வேணாலும் வேத மனுஷர்களை தேவ மனுஷர்களை வேதத்தில் திருப்பி பாருங்க ஒன்று ஆண்டவர் தன்னை அவங்களுக்கு யாருன்னு சொல்லியிருந்திருப்பாரு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட நீர் யாருன்னு கேட்டு அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க ரகசியத்தை அவங்க அறிஞ்சிருந்திருப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு நோக்கத்தில் தேவன் தன்னை ஒவ்வொருவருக்கும் அறியும்படியாக செய்ய என்ன செஞ்சாருன்னு நம்ம எல்லாத்தையும் ஆண்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறார் முதல் பிரதானமான நோக்கம் என் அழைப்பில் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி வேற யாராக இருந்தாலும் சரி என்னை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பில் அவர் வச்சிருக்கிற பிரதானமான முதன்மையான நோக்கம் என்னவென்றால் நான் தேவனை அறிவதற்காக என் அழைப்பினுடைய முதல் நோக்கம் என்ன எல்லாரும் சொல்லுங்கள் என் அழைப்பினுடைய முதல் நோக்கம் என்ன என் அழைப்பினுடைய முதல் நோக்கம் என்ன நான் தேவனை சோர்ந்து போகாமல் சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா கே நல்லா கெத்தா நான் தேவனை அறியணும் நான் எதை நான் என்ன பண்ணணும் ஆனால் நம்ம அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு எனக்கு கூப்பிட்டுருக்கிறார் இதை எப்படியோ சபையர் என்ன செஞ்சுட்டாங்க இப்படி ஒரு கருத்தை ஜனங்களுக்குள்ள புகுத்தி விட்டுட்டாங்க இல்லை தேவனை நான் அறியணும் தேவனை நான் ஏன்னா இந்த தேவனை பற்றிய அறிவு மட்டும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா வர மாட்டேங்குது எல்லாமே நம்மகிட்ட என்ன செஞ்சிருது பாவத்தை பற்றிய அறிவு உலகத்தை பற்றிய அறிவு செல்ஃபோன் அறிவு நமக்கு யாருமே சொல்லித்தரல அது நமக்கு என்ன செஞ்சிச்சு டான் செல்ஃபோனில் நீ கொடுக்குற பதில் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் எப்படி இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன் செல்லில் நான் ஆச்சரியப்பட்டேன் எல்லாமே நமக்கு வந்துடுதுங்க வரக்கூடாத அறிவெல்லாம் கூட என்ன செஞ்சிருது ஆனால் அவசியம் வந்திருக்கணும் என்ன அறிவு வசனம் அப்படித்தானே சொல்லுது சங்கீதம் நூறு மூணு என்ன சொல்லுது கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை கத்தரை நீங்கள் அறிஞ்சுக்குங்க பைபிள் அப்படிதான் சொல்லு கத்தரை நீங்கள் அறியணும் என்ன அறியணும் அவர் தான் என்னை உண்டாக்கினாரு நான் அவருடைய ஜனம் அவருடைய கைக்குள்ளான ஆடுங்கிறத நான் என்ன செய்யணும் அறியணும் ஆனால் இந்த அறிவு ஏனோ ஜனத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது ஆ ஃபாதர் மெக்மான்ஸ் பாடும்போது இன்னும் உம்மை அறியணுமே அந்த பா ஃபாதர் பாட்டு தெரியும் தானே இன்னும் உண்மை அறியணும் இன்னும் நான் உங்களை அறிஞ்சுக்கணும் நீர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற நான் இன்னும் அறிஞ்சு கொள்ளணும் நான் எவ்வளவு அறிகிறனோ அவ்வளவு நான் அவர்கிட்ட என்ன செய்ய முடியும் வர முடியும் மோசே எரியிற முச்செடியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கிட்ட வேகமாக வந்துடுவார் அங்கே வந்தால் அந்த முச்செடி பேசுமாக்கும் அங்கிருந்து ஒரு சத்தம் வரும் மோசே போன வாரம் நம்ம தியானிச்சோம் இல்லையா அந்த சத்தத்தை கேட்ட உடனே மோசைக்கு ஒன்றுமே புரியாது பயந்துக்குவார் என்னென்னே புரியாது பயந்துருவார் அப்போ அந்த சத்தம் பேசிகிட்டு இருக்கிறவர் சொல்லுவார் அந்த சத்தத்தில் சொல்லுவார் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது உன் பாதரட்சிய கலற்றிடு மோசை அப்படியே சிறைபிடிக்கப்பட்ட மாதிரி பயந்து சொன்ன வார்த்தை மேல் டப்புனு செருப்பு கழட்டிட்டு வந்து நிற்பார் கத்தர் அவர் கூட தொடர்ந்து பேசுவார் தன்னை ஏகோவான்னு மோசேக்கு அறிமுகப்படுத்துவார் நான் இருக்கிறவராக இருக்கிற தேவன் என்று தன்னை மோசேக்கு ஆண்டவர் காட்டுவார் அலையூயா அப்போ நம்ம எல்லாரையுமே தேவன் அழைச்சதனுடைய அழைச்சிருக்கிறனுடைய முதல் நோக்கம் என்னன்னா நான் ஆண்டவரை அறியணும் சொல்லுங்க நான் ஆண்டவரை அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவரை இன்னும் அறியறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அறிவை பெறதுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்கள் நேரத்தை எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை எப்படி அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குதுங்க சும்மா இந்த அறிவு யாருக்குள்ளே என்ன செய்யாது ஆ நம்ம ஆண்டரை அறிஞ்சு கொண்டோம் நம்ம ஆண்டரை அறிஞ்சு கொண்டோம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆண்டவரை அறியக்கூடிய அறிவு இன்னும் என்ன செய்யலை இன்னும் கத்தரை அறிகிற அறிவு அவங்களுக்கு வரல சில புறஜாதியார் உண்மையான கிறிஸ்துவை மெய்யான தேவனை விசுவாசியாத மற்ற புறஜாதிகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய வழிபாடுகளில் அவங்களுடைய நம்பிக்கைகளில் நான் சொல்கிறத நீங்கள் வருத்தமாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது நான் யதார்த்தமாய் சொல்கிறேன் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குதுங்க நம்ம எல்லாருமே யோசிச்சுருக்கிறோம் இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு இது ஆ எல்லா மனுஷனை கர்த்தர் அழைத்திருக்கிறதுல முதல் நோக்க என்னன்னா நீயும் நானும் தேவனை அறிய வேண்டும் அவர் யார் என்று நான் என்ன செய்யணும் அவரை நாம் யார் என்று செய்யணும் அதைத்தான் தாவிதி சொன்னார் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ திரியிறவன் பாக்கியவான் அல்ல கடவுளை அறிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் பாக்கியவான் அல்ல கத்தரை ருசித்த பிறகு கத்தரை யார் என்று அறிந்த பிறகு அவர் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கணுமோ அந்த நம்பிக்கை வச்சு யார் வாழணும் அவன் பாக்கியவான் ஏன்னா அவன் நம்பினபடி அவனுக்கு தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துவான் அல்ல லூயா பைபிள் சொல்லுதுங்க அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அது எப்படி சில மொழி எப்படி தெரியுமா சொல்லுது அவரை நம்பி அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாதர் பாடும்போது அப்படி தான் பாடுவார் கத்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சியோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள் ஹலே லூயா அவன் மனைவி பாக்கியவதி அவன் பிள்ளைகள் பாக்கியவான்கள் அமேன் அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான்னு அந்த சங்கீதத்தில் நிறைய விஷயத்தில் அப்படியே அந்த பாட்டில் நிறைய பாடல் பாடல் பாடல் வரிகளில் ரொம்ப அர்த்தமாக எழுதியிருக்கு நம்ம பார்க்க முடியும் ஸோ சவுளுக்கு கத்தர் கூப்பிட்டு கூப்பிடுறாரு இந்த சத்தம் சவுல் மட்டும் கேட்கல சவுளோடு வந்திருந்தவர்களும் கேட்டாங்க ஆனால் காட்சி எல்லாரும் பார்க்கல சவுல் மட்டும் பார்க்கிறார் எத்தனை புரியுது இந்த இடத்துல கர்த்தர் பேசுனா கேட்கணும்னு அவர் அனுமதிக்கிற காதுக்கு மட்டும்தான் அவர் சத்தம் கேட்கும் இல்லைன்னா கேட்காது அதே மாதிரி அவரை தரிசிக்கும்படியா யார் கண்ணுக்கு அந்த தரிசனம் கிடைக்குன்னு நினைக்கிறாரோ அவங்க கண்ணு மட்டும்தான் அந்த தரிசனத்தை பார்க்கும் பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்க முடியாது இனி ஒரு நாள் வருது அவர் எக்கால சத்தம் ஊதுவார் அவருடைய தூதர்கள் ஊதுவாங்க பிரதான தூதன் எக்கால சத்தம் விடுவான் அப்போ ஆண்டர் மேகத்தின் வழியாக வருவார் அந்த சத்தம் யார் காதில் கேட்கணுமோ அவங்க காதில் தான் கேட்கும் யார் காது கேட்டுச்சோ அவங்க கண்கள் தான் விழிக்கும் யார் கண்கள் விழிச்சதோ அவங்க தான் உயிரோடு ஆண்டவரோடு இருந்திருப்பாங்க யார் அப்படி எழுந்திரிச்சாங்களோ அவங்க தான் ஆண்டரோடு கூட போவாங்க எத்தனை நான் சொல்கிறது புரியுது எல்லாருக்கும் அல்ல இந்த அழைப்பு யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை அறியணுங்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன்கிறார் முதல் நோக்கமே என்ன நான் தேவனை இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்க நான் தேவனை அறியணும் நான் தேவனை அந்த அந்த அந்த அறிவுக்காகத்தான் என்ன கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு அழைத்திருக்கிறார் ஊழியக்காரங்க விசுவாசிங்க மூத்தவங்க இளையவங்க புதுசாக வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டு சொன்னார் உடனே அழைச்சிருக்கிற நோக்கத்தில் பிரதானமானது என்னை நீ அறியணும் இன்னும் இன்னும் ஆண்டவரை எப்படி எப்படிலாம் அறியணுமோ எந்தெந்த வகையில் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத கண்டுபிடிக்கணுமோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் நீங்களும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும் அதில் ஒரு ஆர்வம் நமக்கு என்ன செய்யணும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு முன்கூட்டியே சொல்கிறார் பயப்படாத நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் எப்போ சொல்கிறார் ஆண்டவர் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாண்டி ஆபிரகாமுக்கு சொல்கிறார் பயப்படாதப்பா நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருப்பேன் இந்த வாக்கு தத்துவத்தை வாங்கிட்டு பயந்து போய் பிறகு சாராள சகோதரின்னு சொல்லி மாட்டிக்குவார் சாரால சகோதரின்னு சொல்லி என்ன செஞ்சுக்குவார் மாட்டிக்குவாரா அவன் பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவான் கூட்டிகிட்டு போயிடுவான் இல்லையா சாரால் வந்து இப்போ அனுப்பப்பட்டாச்சு இப்போ இறுதியும் வாதிக்கப்பட்டு லபோ லபோன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார் ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சகோதரினா விட்டுருவாங்க சகோதரினா நமக்கு பிரச்சனைகள் நினச்சோமே இப்போ சகோதரின்னு சொல்லி அப்போ என்ன இவளை மனைவி ஆக்கிக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு இங்கே அலமோதிட்டு தவிச்சிட்டு இருப்பார் அவருக்கு நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன பண்ணுறதுனே அங்கே ஆண்டவர் முன்னாடி சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி இப்போது அபிமலேக்குடைய அரண்மனைக்குள்ளே போய் ஆண்டவர் அபிமலேக்கு மிரட்டுவாராக்கும் ஏய் நீ அவன் மனைவியை கூட்டிகிட்டு வந்திருக்கிற செத்த அவன் அபிமலைக்கு சொல்லுவான் நான் சுத்தமான கைகளோடு தான் செஞ்சுருக்கிறேன் நான் ஒன்றும் அடுத்த முன்னாடி என்ன செய்யலை உண்மை ஆண்டு சொல்லார் அதனால தான் மரியாதைக்கு நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஊர் சைடில் எந்த தப்பும் அந்த கான்வர்சேஷன் எல்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குமாக்கும் பைபிளில் ஒரு மனுஷனோடு ஆண்டர் எப்படி பேசுகிறாரு பாருங்களேன் இவன் சொல்லுவான் நான் சுத்தமான கைகள் ஆண்டு அதை மதிப்பாராக்கும் ஆமாம் நீ சொல்கிறது உண்மை அதனால தான் நான் உன்னை மரியாதையாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இங்கே பாரு அவன் மனைவியை அவங்ககிட்ட அனுப்பிச்சிரு இதே மாதிரி யாக்கோபை துரத்தி பிடிச்சி இன்னைக்கு பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி வருவானுங்க மாமனார் லாபான் லாபானுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேசுவாராக் ஏய் யாக்கோப்பு கிட்ட நீ நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும் தேவையில்லாமல் அவனை மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் பண்ணின அந்த இடமெல்லாங்க அப்படி ஒரு சூப்பராக இருக்குமாக்கும் நாம் ஆண்டவரை புரிஞ்சிக்காமல் நாம் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு அறிஞ்சிருந்தாலும் நம்ம பண்ணுற தப்ப சொல்லுங்களேன் இன்னைக்கு கூட நிறைய காணும் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எங்கே போய் மண்டையை உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மேலே எப்படி மாறடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பண்ணுற தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி கேஸுங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பண்ணுற தப்பு அவங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இவங்க தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக ஆண்டவர் இவங்க தப்புக்கு தகுந்தபடி அவர் தன்னை மாற்றிக்கிறதே இல்லைங்க அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் என் ஆண்டவர் மட்டும் மாறி இருந்திருந்தாருன்னா நம்ம உடனொலிக்காரனுக்கு புரிஞ்சிருச்சு என்றோ நான் அழிஞ்சிருப்பேன் ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் மாறி இருந்த நீ இப்படி என்னை அரிச்சு நீ இப்படி செய்கிறிய நான் பார் உன்னை என்ன பண்ணுற பார் அப்படின்னு அவர் மட்டும் மாறி இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ம் நான் உனக்கு சொல்கிறேன் பயப்படாத நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் மகா பலனாக இருக்கிறேன்னு சொல்கிறேன் அதை மீறி நீ பொய் பேசி தப்பிக்கலாம்னு நினைக்கிறியா போ நாசமா போ அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் போ உன்னை பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேட்டாரா நம்மளாக இருந்தது என்ன பண்ணியிருந்திருப்போம் இப்படி நான் பேசுகிற மாதிரி தான் கேட்டிருப்போம் நீ தான் பொண்டாட்டி இல்லைன்ட்டியே அப்புறம் இருக்கிற பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற போட போ நீ அவங்க அவன் மேலே குடிப்பு நடத்திட்டு போ நீ போய் அவனுக்கு போய் கூஜா தூக்கு போ நம்மளை அதான் நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பேன் ஆண்டவர் ஆபரகாமுக்கும் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த வாக்கை நினைக்கிறாரு அபிமலைக்கு அந்த நல்லவனை தப்பு செய்யாதபடி கத்த தப்பு வைக்கிறார் சொல்லிட்டு ஆண்டு சொல்லார் அவளை அனுப்பிடு அபிமலேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த இடத்துல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குங்க சாரால் வெறுங்கையாக அனுப்ப மாட்டான் அபராதம் கட்டுவான் பாருங்களேன் இவன் இவன் ஆமாம் வெள்ளிக்காசெல்லாம் கொடுத்து ஆடு மாடு வேலைக்காரலாம் கொடுத்து அவன் முக்காடு அவளுக்கு முகத்துக்கு முக்காடு வேற உன் அழகுதாமா பிரச்சனை அந்த அழகை மூடிக்க அப்படின்னு சொல்லி முக்காட்டு வஸ்திரமும் கொடுத்து எவ்வளோ ஒரு உத்தமமான செயலை செய்கிறான் அபிமலைக்கு ஆண்டு சொல்லுவார் நீ அவன் அனுப்பிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி உனக்காக ஜோபம் பண்ணுவான் ஆபிரகாம் பற்றி வேறு சாட்சி கொடுப்பார் அவன் உனக்காக என்ன செய்வான் உன்னை மன்னிச்சு உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ஜோபம் பண்ணுவான் பைபிளில் போட்டிருக்குதுங்க அதே மாதிரி ஆபிரகாம் ஜோபம் பண்ணுவார் அபிமலைக்குடைய குடும்பத்தில் கத்தர் அடைச்சிருந்த கற்பத்தையெல்லாம் திறந்து விட்டுருவார் அலையிலோயா எத்தனை நல்ல தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா அப்போ ஆண்டவர் சவுலுக்கு போது சொல்லுவார் யார் கதாவே நீர் யார் ஆண்டவரே நீர் யார்னு கேட்கும்போது முதல்ல தன்னை அறிமுகப்படுத்துவார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே இயேசுதாப்பா நான் நீ யாரை துன்பப்படுத்தணும் யாருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி எதை அழிக்கணும்னு கங்கணத்தோடு திரியிறியோ அந்த இயேசுதான் நான்னு சொல்லி தன்னை ஏ தன்னை தன்னை அந்த சவுளுக்கு கத்தர் என்ன செய்வார்னா அறிமுகப்படுத்துவார் காண்பிப்பார் எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ யாரையெல்லாம் கர்த்தர் தொட விரும்பினாரோ யாரையெல்லாம் கர்த்தர் பார்க்க விரும்பினாரோ யாரையெல்லாம் பயன்படுத்த விரும்பினாரோ யாரையெல்லாம் தனக்கு வேணும்னு கூப்பிட்டாரோ அங்கே எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் யோபு ஒரு இடத்துல சீறிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர் அடக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்பார் ஏய் பூமிக்கு கோடிக்கல்ல வச்சது யார் சொல்லு நீ அறிவாளியானா அதை அருவி ஆண்டவர் சர்வ வல்லவர் பேச ஆரம்பித்து கேள்வி அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து வைப்பார் பாருங்க யோபு திக்குமுக்காகி திக்குமுக்காகி அப்படியே மூர்ச்சியாகி நிற்பார் யோபு என்ன பேசுறதுனே தெரியாது அப்படி கேட்டு தன்னை அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர்னு யோபுக்கு சொல்லுவாராக்கா எனக்கு தெரிஞ்சு யோபு ஜெபமெல்லாம் பண்ணலீங்க தன்னை ஆசீர்வதிக்கும்படி ஜெபமெல்லாம் பண்ணல தனக்கு பதில் செய்யும்படி யோபு ஜபமெல்லாம் பண்ணல தனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று யோபு எங்கேயுமே ஜபிக்க ஏன் அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையில் ஆண்டவரா ஏன் அந்த முந்தின அதிகாரங்களை தன்னை தேவன் காட்டினார்னு நான் பல முறை யோசித்து பார்த்துருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு திருப்பத்தை யோபுவுக்கு தரப்போறாரு அதுக்காகத்தான் முந்தின அதிகாரங்களை கத்தர் பேசுகிறார் தான் அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையில் ஆண்டவர் அல்ல லூயா பைபிளில் ஒரு ராத்திரியில் மாற்றப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு ராத்திரியில் கொஞ்ச நேரத்தில் அல்டிமேட்டாக நடந்த விஷயம் நிறைய பைபிளில் இருக்குதுங்க அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் விளைவிக்கிங்க ஆமான் ஒரு தூக்கு மரத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு அவனை நாம் இதில் போட போகிறோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் ஒரு ராத்திரியில் விஷயம் மாறுது தலைகீழாக மாறுது ஆமான் முரதுகாய்க்கு செய்த தூக்கு மரத்தில் முரதுகாய் அல்ல ஆமான் தூக்கி போடப்படுகிறான் அலையிலூயா விடிஞ்சா என்ன நடக்கும் தனக்கு தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு யோசேப்பு ஒரு விடியலுக்காக காத்திருக்கும் போது விடிஞ்சு விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செய்தி வருதுங்க ஒரு இரவில் ஒரு நாளில் ராஜா ஸ்தானத்துக்கு யோசிப்பு உயர்த்தப்படுகின்றான் எஸ்தர் புஸ்தகத்தில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் காரியம் மாறுதலாய் முடித்தது ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி பார்த்தோம் சரித்திரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள் பைபிளில் சில சரித்திரம் எல்லாம் இப்படி இப்படி தான் முடிஞ்சிருக்கும் அப்படி நமக்கு தோணும் அப்படி முடிஞ்சிருக்க வேண்டியதை கத்தர் இப்படி முடிச்சிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குமாக்கு ஹலோ லோயா ஒரு ராத்திரியில் சிறையிலிருந்து ஒருத்தனை அரண்மனைக்கு கத்தர் கொண்டு போகிறாருங்க அரண்மனையிலிருந்து ஒருத்தனை சவக்குழிக்கு கத்தர் கொண்டு போகிறாருங்க எப்படி அல்டிமேட்டாக மாறுது இங்கே இருக்கிறவங்க போவானா வாய்ப்பு இருக்கா குற்றவாளி ஆகி குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற சிறையில் கிடத்தப்படுறவன் மரணத்திற்கு போக வேண்டியவன் அவனை கர்த்தர் அரியணைக்கு கொண்டு போகிறாரு அரியணைக்கு போக வேண்டியவன் அரியணையில் இருக்க வேண்டியவனை கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாருன்னா மாறுகிறது நம்முடைய ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரியணும் என் வாழ்க்கையில் எனக்கு இப்போ இருக்கிற எந்த பிரச்சனையையும் எனக்கு இப்போ இருக்கிற எந்த சூழ்நிலையும் எனக்கு இருக்கிற எந்த தாழ்வையும் எந்த குழியையும் என்னை விட்டு விளக்கி என்னை உயர்த்த அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தேவன் உங்களுக்கு அப்படி வெளிப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும் அவர் குணமாக்குகிறவர்னு உங்களுக்கு தெரியணும் சும்மா வாயில் சொல்லி எங்கேயோ ஒரு தடவை தவறி சொல்லி ஆராதிச்சுட்டு போகக்கூடாதுங்க நீங்கள் அதில் நிச்சயம் உள்ளவங்களாக என் ஆண்டவர் குணமாக என் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என் ஆண்டவர் வல்ல என் ஆண்டவர் ராஜ்யங்கள் மேல் ஆளுகை வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர் ராஜாக்களை தள்ளிவிட்டு ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் ஆண்டவர் தாம் உரைத்த வாக்குகளை நிறைவேற பண்ணுகிறவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இப்படி எல்லாம் நம்ம ஆண்டவரை பற்றி அறிந்து அறிந்து அறிந்து அறிந்து ஒவ்வொன்றும் நம்மளை நம்ம சிறப்படுத்திட்டு வந்தோம்னா உங்கள் வாழ்நாள் காலங்களில் நீங்கள் அறிந்த ஆண்டவரை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கான காரியங்களை கர்த்தர் செய்வார் லூயா இரண்டாவது இரண்டாவது இரண்டாவது ஆண்டவர் சவுலுக்கு தன்னை யார் என்று உணர வைத்தார் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே நல்லா நீங்க கவனிக்கணும் சவுலுக்கு கர்த்தர் தன்னை யார் என்று அறியும்படியாய் வைத்தார் தான் எப்படிப்பட்டவன் என்பதை அறியும்படியாய் வைத்தார் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக இரண்டாவது கர்த்தர் அந்த தரிசனத்திலே அந்த அழைப்பிலே கர்த்தர் சவுலோடு பேசுகிறார் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்டி கொடுக்கிறார் கர்த்தர் நீ இப்போ முள்ளில் உதச்சிட்டு இருக்கிற நீ கிறிஸ்தவங்களை உத்தரவுப்படுத்திட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களை கொடுமை பண்ணிட்டு இருக்கிற சபைகளை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி கங்கணத்தோடு நீ நின்றுக்கிட்டு இருக்கிற இருக்கிற அது நடக்காது சவுளே அவருடைய தேவன் தான் நான் சொல்லி சவுளுக்கு பேசி நீ ஒன்றுமில்லாதவன் அப்படிங்கிறது அவருக்கு புரிய வைக்கிறார் அல்ல லோயா கண்ணை குருடாக்கி விட்டுட்டார் கண்ணை என்ன அங்கே அங்கே தமஸ்கூவில் புறப்பட்டு எரு எருசிலமில் புறப்பட்டு தமஸ்கு வழியாக வரும்போது என்ன வீராப்பு என்ன வைராக்கியம் பாரு கிறிஸ்தவனுங்களை என்ன பண்ணுறேன் பட்ட பகலில் மதியத்தில் சூரிய வெளிச்ச பிரகாசத்தை விட ஒரு பிரகாசம் இவன் கண்கள் குருடாகிற அளவிற்கு ஒரு பிரகாசம் இவனை என்கவுண்டர் பண்ணுறார் கர்த்தர் சிறை பிடிக்கிறார் கர்த்தர் சவுல் ஆண்டவரே ஆண்டவரே அப்படி சொல்லுகிற அளவிற்கு அந்த காட்சி பயங்கரமாக இருந்தது அங்கே சவுளுக்கு நீ யாருங்கிற கத்த சவுளுக்கு என்ன செய்யறான்னு உணர்த்துறார் நான் இவ்வளவு வல்லமை உள்ளவர் நீ சாதாரணமானவன் நீ பிஸ்கோத்துறா எனக்கு அவன் நீ ஒரு சாதாரணமானவன் உன்னால் உனக்கு நான் செய்ய போகிறதை யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய வல்லமை உன்னுடைய பராக்கிரமம் உன்னுடைய அறிவு உன்னுடைய ஞானம் உனக்கு இப்போ இருக்கிற அதிகாரம் எதுவும் உன்னை காப்பாற்ற முடியாது நீ எவ்வளவு ஒரு பலவீனமானவன் நீ எவ்வளவு ஒரு டம்மி பீஸுங்கிறத தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி கத்த குருடாக்கி அந்த குருடாக்கப்பட்ட இடத்துல கைலாகு கொடுக்குறவங்களை சவுல் தேடுவார் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீ அடுத்தது இது எந்த திசை கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா எங்கே இப்போ நான் போகணும் அப்படின்னு தன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்களை தேடுவாராம் அல்ல லூயா மூணு நாள் குருடா வச்சுட்டார் ஆண்டவர் மூணு நாள் கண் குருடாயிடுச்சு அது சித்திரவதை பிறவை குருடனாக இருந்துட்டா பிரச்சனை இருக்காதுங்க பார்வை இருந்து குருடாகிற மாதிரி அவனுக்கு அது பிரச்சனை அப்படி வாழ்கிறதுக்கு அவன் இனி ப இனி என்ன செய்யணும் இனி பழகணும் இனி பழகணும் இனி படிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கிறது நமக்கு பிடிக்காது இந்த கண்ணாடி போட்டு வாழ்கிற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது கண்ணாடி போட்டவங்களை கேட்டு பாருங்க அவங்களுக்கு தான் தெரியாது எல்லா நேரமே கண்ணாடி என்ன செய்ய முடியல ஆ எல்லாரும் போட வேண்டிய காலத்துக்கு வருவோம் இந்த நல்ல காலத்தில் இருந்த பார்வை இருந்த காலத்தில் இந்த கண் இருந்ததுக்கும் இந்த கண்ணாடி பாட்டு போட்டு போட்டு போட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றும் அறியறதுக்கு அது என்னமோ இயல்புக்கு அப்பால் ஒரு ஃபீலை நமக்கு தந்துக்கிட்டே இருக்குமாக்கும் இந்த தரிசனத்தில் இந்த அழைப்பில் ஆண்டவர் ரெண்டாவது சவுளுக்கு செஞ்ச விஷயம் என்னன்னா அவன் யார் என்பதை அவன் அறியும்படியாக கத்த செய்தார் இந்த அழைப்பில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ரெண்டாவது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் யாருங்கிறது நமக்கு தேவன் அறிவிக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு தாங்க தெரிஞ்சது நான் பாவிங்கிற உண்மை எனக்கு எப்போ தெரிஞ்சது எப்போ தெரிஞ்சது கிறிஸ்துவுக்குள்ள வந்தபோது தான் தெரிஞ்சது பைபிள் சொல்லிச்சு நாம் எல்லாரும் பாவிகள்னு பைபிள் சொல்லிச்சு இந்த கிறிஸ்துவங்களை வந்தபோது தான் தெரிஞ்சது நான் பாவி தேவனை சேவிக்க கூடாதபடி தேவனை நெருங்க கூடாதபடி தேவனுக்கும் எனக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை ஒரு பெரிய தடையை ஒரு பெரிய சுவரை ஒரு பெரிய ஒரு பெரிய தூரத்தை இந்த பாவம் தான் வச்சிருக்குதுங்கிற உண்மை எனக்கும் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா தேவன் என்னை அழைத்த போது தான் தெரிஞ்சதுங்க லூயா இந்த அறிவு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யலை ஆ தெரியவே இல்லை தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஒரு பெரிய அறிவாளி அவரை பார்த்து ஒரு தடவை கேட்டாங்களாம் அவரை பேட்டி எடுத்த போது கேட்டாங்களாம் உங்கள் கண்டுபிடிப்புகள்லையே நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் இயேசுவை நான் தேவன் என்று அறிந்ததை பெரிதாய் கருதுகிறேன் இவர் கண்டுபிடிச்சதில் எதையுமே சொல்லலை ஃபேனையோ கரண்ட்டையோ லைட்டையோ எதையுமே அவர் சொல்லலை இவர் சொன்னது என்ன தெரியுமா நான் இயேசுவை தேவன் என்று அறிந்தது தான் என் கண்டுபிடிப்பிலேயே சரி ரெண்டாவது கேட்டாங்களா இரண்டாவது என்ன கண்டுபிடிப்பு நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க அப்படி கேட்டபோது சொன்னாங்களா நான் பாவி என்று அறிந்தேன் அதை பெருசாக கருதுகிறேன் அடுத்த கண்டுபிடிப்பு என்ன இந்த அவர்கிட்ட அடுத்தது அடுத்தது அப்படின்னு கேட்டு வரும்போது இவர் கண்டுபிடிச்ச ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு மேலே வச்சிருக்கிறாரு அதில் ஒன்றை கூட இது நான் பெருசாக சொல்லவே இல்லையா எல்லா தேவனையும் வேதத்தையும் உள்ளான விஷயத்தை மட்டும்தான் இதையை நான் பெருசாக இதையை முக்கியமாக நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அலையிலோயா விண்ணுக்கு போய் கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்தவங்க ஆம்ஸ்டாங் நீல் ஆம்ஸ்டாங் ஆல்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும் தானே அவங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது அவங்க அவங்ககிட்ட பேட்டி எடுக்கும்போது பேட்டி எடுத்தவங்க கேட்டாங்களா நீங்கள் இங்கிருந்து விண்ணுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க இது எவ்வளோ பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் அடக்கத்தோடு சொன்னாங்களா இது அதிசயம் இல்லைங்க நாங்கள் இங்கிருந்து விண்ணுக்கு போயிட்டு வந்தது ஒன்றும் விண்ணிலே இருக்கிற தேவன் மனிதனாய் பூமியில் அவதரித்து முப்பத்தி மூன்று வருஷங்கள் இந்த பூமியின் மண்ணில் நடந்து தெரிஞ்சார் இதுதான் அதிசயம்னு சொன்னாங்களாம் எவ்வளோ பெரிய அறிவு பார்த்தீங்களா நம்மெல்லாம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம என்னமோ பெருசாக இங்கே பரலவம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் காட்டுறோம் ஆமே அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு டூர் போயிட்டு வந்துட்டா நாங்கள் அங்கேயெல்லாம் போயிருக்கிறோம் தெரியுமா அங்கெல்லாம் நான் ஏற்கனவே அதில் ஒரு பெருமை நமக்கு இல்லையா அதை சொல்லுங்கள் ஒரு ட்ரெயினில் ஏறிட்டு வந்துட்டா ஒரு பெருமை ஆமாவா ஆ ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துட்டா நமக்கு இதெல்லாம் தான் பெருசாக தெரியுதே ஒழிய எவ்வளோ பெரிய தேவனை ஆவியாக எனக்குள்ளே பெற்று நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அது பெருசாகவே எவ்வளோ பெரிய தேவனுக்கும் எனக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்குது அது நமக்கு பெருசாகவே சொல்லுங்கள் தெரிஞ்சிருந்தா அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க மதிச்சிருந்திருப்பீங்க அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமா எல்லாருக்கும் இங்கே வந்து நின்று இந்த இடத்துல நின்று இந்த மைக்கை பிடிச்சு பாட்டு பாடலான்னு ஆசை எல்லாருக்கும் வரலாம் இசை வாசிக்கிறாங்கிற ஆசை வரலாம் நானும் படிப்பீடத்து வேலை செய்கிறங்கிற ஆசை வரலாம் மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணலான்னு ஆசை வரலாம் ஆனால் அந்த ஆசை அந்த ஆசை தப்பு நான் சொல்ல மாட்டேன் அந்த ஆசைக்கு முன்னாடி இன்னொன்று நினைங்க இந்த மைக்கு பிடிச்சு நான் பாடி மகிமைப்படுத்துகிற ஆண்டவருக்கு நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அதை யோசிக்கணும் சபைக்கு ஒழுங்காக வரல ரட்சிப்பில் ஒழுங்காக இல்லை ஜெப ஜீவியம் சுத்தமாக இல்லை பரிசுத்தத்தை பற்றி ஐடியா ஒருபோதும் இல்லை இதெல்லாம் ஆனால் எல்லாருக்குள்ளே விருப்பம் என்ன தெரியுமா சபையில் நான் மைக்கு பிடிச்சி பாடணும் சபையில் நான் மைக்கு பிடிச்சி பேசணும் சபையில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நிற்கணும் நீங்கள் நல்லா யோசித்துங்க இந்த ஸ்தானம் எல்லாம் தானாக வரும் நீங்கள் தகுதியாய் வாழும்போது எத்தனை இருக்குது புரியுது நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த வேண்டாம் நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன் உங்களை நீங்கள் காட்டவே வேண்டாம் நீங்கள் தேவனுக்கு மட்டும் உங்களை பாத்திரமாக மாற்றிக்கிட்டே வாங்க ஏற்ற நேரம் வரும்போது உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல கத்தர் உட்காரவும் நிற்கவும் வைக்க அவர் வல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அலையலூயா தேவ அழைப்பிலே நமக்கு புரிய வேண்டிய ரெண்டாவது விஷயம் எதற்காக என்னை அழைச்சார்னா ரெண்டாவது நோக்கம் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள செய்யும்படியாக என்னை அழைத்தார் ஏசையாவுக்கு கத்தர் கொடுத்த தரிசனத்தை பாருங்க ஏசாயா புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் போட்டிருக்குது ஒன்றாம் வசனம் வீட்டில் நீங்கள் இருக்கும்போது நிதானமாக படித்து பாருங்கள் அதை ஏற்கனவே நம்ம தியானிச்சிருந்துருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அறிஞ்ச செய்தி தான் அதில் தேவன் தன்னை வந்து ஏசாயாவுக்கு யாருன்னு காட்டினார் அந்த காட்சியை ஏசாயா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏசாயாவுக்கு ஒன்று புரியுது நான் யாருங்கிறது புரியுது ஆமே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீட்டிற்கு கண்டேன் அப்படின்னு எழுதி அங்கே இருக்கிற மகிமை பிரமாணத்தையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவார் ஐயோ நான் அதமானே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களுக்கு மத்தியிலே வாழ்கிறவன் குடியிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிகிறதை அங்கே ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார் தேவ அழைப்பு பெற்றவங்களுக்கு எல்லாம் தேவனை பற்றி எப்படி ஒரு அறிவு வருதோ அதே மாதிரி தன்னை பற்றிய அறிவையும் தேவன் அவனுக்கு என்ன செய்கிறாரு தரார் நம்ம எவ்வளோ அபாத்திரமானவங்க நமக்கு தெரியணும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாடி நிற்கும் போது சொன்னால் நான் தூளும் சாம்பலுமான அடியே மோசே நான் எம்மாத்திரம் மோசை சொல்லும்போது திக்குவாயும் மந்தனாக்கு தாவீது சொல்லும்போது செத்த நாய் நான் யாரு உயிரோடு இருக்கிற நாய்க்கே மரியாதை இல்லை செத்த நாய்க்கு என்ன மரியாதை இருக்கும் யோசிங்க நீங்கள் உயிரோடு இருக்கிற நாய்க்கே மரியாதை இருக்காது ஒருவேளை உயிரோடு இருந்தால் கூட நாயை மதிக்கலாம் செத்து போன நாய் யார் மதிப்பா அவர் அப்படி சொல்றார் இது கூட பரவாயில்ல நான் தெல்லுப்பூச்சிங்கிறார் நான் யார் இந்த தெல்லுப்பூச்சிவா தேடுகிறீர் தன்னை வந்து ஒரு மைட்டி மேனாக எங்கேயுமே தாவீது தாவீதை பற்றி ஆவியானனால் எழுதி வச்சிருக்கிறார் அவன் வந்து யுத்த வீரன் அவன் யார் யுத்த வீரன் அவன் காரிய சமர்த்தன் ஆண்ட ஆனால் தாவீது எந்த இடத்துலையும் நான் யார் தெரியுமா அப்படிலாம் அவர் காட்டவே இல்லை இவர் வந்து தன்னை தெல்லு பூச்சியாகவும் செத்த நாயாகவும் ஆ வேதத்தில் நீங்கள் எரேமியா படித்து பாருங்கள் எரேமியா சொல்லும் சொல்லார் நான் பேச அறியாத சிறு பிள்ளை பாரு எனக்கு பேசவே தெரியாதுயா நான் ஒழுங்காகவே நான் பேச மாட்டேன் நான் யார்கிட்ட எப்படி மரியாதையை பேசுனே எனக்கு தெரியும் யாரை எப்படி மதிக்கணும்னு எனக்கு நான் அப்படி ஒன்று மரியாதை சின்ன பிள்ளை தப்பு தப்பாக பேசிடுவேன் எடுத்தெறிஞ்சு பேசிடுவேன் இவனை தான் கத்தர் இந்த தீர்க்கதரிசி தான் கத்தர் தேசங்களுக்கு உரைக்கும்படி கத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார் எத்தனை இருக்கு புரியுது தேவனுடைய அழைப்பு தான் என்னை யாருங்கிறது எனக்கு காட்டுச்சு நான் எவ்வளவு அற்பமானவன் நான் எவ்வளவு கீழானவன் நான் எவ்வளவு பரிதவிக்கப்பட வேண்டியவன் எவ்வளவு நான் கொடுமைக்காரன் எவ்வளவு அப்படிங்கிற என்னுடைய ஒரிஜினல் உண்மைகளை எனக்கு தேவனுடைய அழைப்பு தான் புரிய வச்சுது அதுக்கப்புறம் அந்த அழைப்பு எனக்கு இன்னொன்று சொல்லுச்சு என்னை எப்படி அவர் மாற்ற முடியுங்கிறத சொல்லுச்சு சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்று என்று நினைக்கிறேன் படிங்க பார்க்கலாம் பவுலின் கைகளினாலே பவுலின் கைகளினாலே எத்தனை வசனம் அது 11 பதினொன்று படிங்க பவுலின் கைகளினாலே தேவன் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் விசேஷித்த அற்புதங்களை ஒரு ஆமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப புரியணும் இப்போ அந்த அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் கொடுமையுள்ள கைகளாக தானே பவுலை பார்க்குறோம் இல்லையா கொலை பாதகனை பார்க்குறோமா இந்த மனுஷனை கத்தரை அழைத்து யாருன்னு அவருக்கு புரிய வச்சு அதற்கப்புறம் அவனை தகுதிப்படுத்தி கத்தர் கொண்டு வந்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எப்படி தெரியுமா காட்டாரு பவுலுடைய கைகளினால விசேஷித்த அற்புதங்கள் நடக்கிற அளவுக்கு அவன் ஒரு வல்லமையுள்ள தேவ மனுஷனாய் கத்தர் மாற்றிட்டா இந்த கைகள் சொல்லுங்க உங்கள் கையை பார்த்து சொல்லுங்க இந்த கைகளை விசேஷமுள்ள கையாக கத்தர் மாற்றுவார் நம்பணும் தொட்டா தொலைங்க தான் நாலு பேர் கேட்டிருப்பான் அவன் தொட்டாலா நீ அது வராது உங்களுக்கே நல்லா தெரியுது என்னன்னே தெரியலீங்க நான் போனால் அதுக்கப்புறம் அது என்ன செய்யறதில்ல உருப்படல் நிறைய பேர் அப்படி இருந்தோம் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க நிறைய பேர் அப்படி இருந்திருக்கிறீங்க பைபிளில் சொல்லுதுங்க பா உங்களால் பாலானது ஒரு காலம் இருக்கும் ஆனால் கத்தர் உங்களை அழைச்சி உங்களை தகுதிப்படுத்துறதுக்கப்புறம் பாலானதை கற்றவங்களாம் நீங்கள் மாறிடுவீங்க ஹலோ லூயா வாயை திறந்தாவே பொய்ங்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் கத்தர் நம்மளை பார்த்து சொல்ல நீ சத்திய நகரம்ங்கிறார் நீ யாருங்கிறாரு நீ யாருங்கிறாரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற நகரமாக நான் உன்னை வைக்கிறேன் ஆண்டு சொல்கிறார் முந்தி நம்ம வாழ்க்கை வனாந்தரம் முந்தி நம்ம வாழ்க்கை வறண்டு போன நிலம் இப்போவோ நம்ம வாழ்க்கை வயல் நிலமாய் மாறி இருக்கிறது செழிப்பாய் இந்த அழைப்பு உங்களை யாருன்னு உங்களுக்கு காட்டித்தரதோடு நிற்கலீங்க இந்த அழைப்பு நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுமோ அந்த தகுதிக்கு என்ன செஞ்சுருக்குதுன்னா உருவாக்குகிறதாய் மாறி இருக்கிறது அழைப்பு அதற்கு தான் உங்களை கத்தர் வெளியில் உலகத்தில் உலகத்தில் பாவிகளுக்கு மத்தியிலேருந்து உங்களை ஏன் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சார் தெரியுமா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ சபையில் ஆள் சேர்த்துருக்காங்க நெவர் நெவர் நெவர் சபையாக உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு ஒரு காரணம் தெரியுமா நீங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு நீங்கள் மோல்டு ஆகணுங்கிறக்காக கத்தர் கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு சபை தான் இந்த உபதேசம் தான் உங்களுக்கு கத்தர் இங்கே வச்சு சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து ஊழியக்காரனுடைய கடிந்து கொள்ளுதலை கொடுத்து புத்திமதிகளை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து அறிவுரைகளை கொடுத்து மூப்பர்களுக்கு கீழே உங்களை வச்சு ஆண்டர் சபைகளை வச்சு நடத்துகிறாரு பார்த்தீங்களா அதனுடைய நோக்கத்தில் முடிவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முடிவில் பவுளுடைய கரங்கள் அற்புதங்கள் செய்கிறதாய் மாறிடுச்சு அலையிலோயா பதிமூணாம் பதிமூணாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு செப்பரேட் பண்ணுற காலிங் பவுலுக்கு வரும் நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க அந்த ஏற்கனவே இருக்கிற ஊழிய அந்தஸ்திலிருந்து ப்ரொமோஷன் கொடுத்து வெளியில் கொண்டு போகிற ஒரு அழைப்பு பவுலுக்கு வருங்க பதிமூணில் அப்போ சில பதிமூணில் நீங்கள் பார்ப்பீங்க பத்தொன்பதில் ஆவியானர் எப்படி போட்டிருக்கிறாருன்னா பவுலின் கைகளினாலே கர்த்தர் எத்தனை இருக்கு புரியுது இப்போ இப்போ நீங்கள் இருக்கிற லெவலை வச்சு பார்க்காதீங்க உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார்ல அழைச்சிட்டு வந்துட்டார்ல இனி கர்த்தர் உங்களை வைக்க போகிற ஸ்தானம் எப்படி இருக்கும்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அலை லூயா ஆமாம் அதான் அதுதான் தான் இந்த ஜான் ஜபராஜ் ஒரு பாட்டில் பாடியிருப்பார் அழியும் இந்த கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யத்தை கட்ட பைத்தியமான எண்ணெய் அதை மட்டும் அவன் நினச்சி வாழ்ந்தானே உருப்பட்டுருவான் அழியும் அழியும் என் உதடுகள் கொண்டு அதெல்லாம் எத்தனா இருந்த என்னை உண்மையாக நான் யோசிப்பேன் அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப உயிரோட்டம் உள்ள ஒரு நல்ல வரிகள் அதை உணர்ந்து வாழ்கிறது அது அது எத்தனை பேர் அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு பாட்டில் கூட சொல்லியிருப்பார் விலாசம் இல்லாமல் இருந்தேன் நான் அட்ரஸ் இல்லாமல் முகவரி இல்லாமையா ஆ காசுபானை இல்லாமல் முகவரி இல்லாமல் அந்த காசு பணம் இல்லாமல் முகவரி இல்லாமல் இருந்த வரைக்கும் நீ நல்லா இருந்த உனக்கு காசு பணத்தை கத்தர் கையில் கொடுத்து உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு பார்த்தியா அமேன் நான் அடிக்கடி யோசிக்கிறேன் எந்த ஸ்தானத்துக்கு போனாலும் நாம் எங்கிருந்து வந்தாங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது மறந்துடக்கூடாது ஆமே சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து உயர்வாக சொல்கிறாங்க நம்மளை ஆனால் நான் அப்படி நினைக்கக்கூடாதுங்கள கவன ரொம்ப கவனமாக இருக்கு நமக்கு அந்த தாட்டு மட்டும் என்ன செஞ்சிடவே கூடாது வந்துடக்கூடாது கத்தருக்காக சகிக்க வேண்டிய பாடுகளை சகிக்கணும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளணும் அவமானங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்றைக்கு நம்மளை ஒரு பெரிய ஆளாக என்ன செஞ்சிடவே கூடாது மாற்று நம்ம கழுது தான் என்ன இருந்தாலும் நம்ம அவரை சுமக்கிற அதில் நான் கவனமாக இருக்குன்னு நான் முடிவாக தான் இருக்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் நம்ம அழைப்பு தேவனை நமக்கு காட்டி கொடுத்துச்சு ரெண்டாவது நம்மளை யாருன்னு சொல்லி காட்டுச்சு மூன்றாவது அப்படி இருந்த நம்மளை எவ்வளோ பெரிய மேன்மைக்குள்ளே உன்னை நான் கொண்டு வருவேங்கிறத இந்த அழைப்பு தான் நமக்கு காட்டுச்சு மூணு உண்மைகளை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்தானம் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிற ஆசீர்வாதம் இந்த மகிமை இதெல்லாம் உங்களுடைய எண்ட் அல்ல இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மேட்ரே அல்ல உங்களாலேயே கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிற பிளான் அவர்கிட்ட உங்களை பற்றி அவருக்கு இருக்குது விசுவாசிகள் மட்டும் உங்கள் வழக்கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிடுங்க ஆமேன் நல்லா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாக நம்மளை உயர்த்த ஆரம்பித்த போதுங்க நம்ம நிறைய ஆண்டிற்கு எதிராக தப்பு பண்ணிட்டோம் நம்ம பிரச்சனையும் அதுதான் கொஞ்சம் கத்த நம்மளை உயர்த்திட்டு வரும்போது அவர்கிட்ட இருந்த உண்மையும் விசுவாசம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருச்சு ஆ முந்தையெல்லாம் சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் நம்ம இறுதியை நம்மளை வந்து வாதிக்கும் இப்போல்லாம் பெரிய தப்பு பண்ணால் கூட நிறைய பேருடைய இறுதி என்ன செய்யலை வாதிக்கலை முந்தையெல்லாம் ஒரு நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தை தவற விட்டுட்டாவே இருதயத்தில் சமாதானம் இருக்காது இன்றைக்கெல்லாம் ஆராதனை தவற விட்டுட்டு திருவிருந்த தவற விட்டுட்டு தைரியமாக வீட்டில் புசிச்சு சாப்பிட்ருக்குறோம் ஆமே எத்தனை பேர் உங்களுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க இன்றைக்கி நான் சாப்பிடல சாரி இன்றைக்கி நான் ஜெபிக்கலை இன்றைக்கி நான் சாப்பிடக்கூடாது எத்தனை பேர் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குறீங்க நான் அப்படி எனக்கு தண்டனை கொடுத்துருக்குறேன் இன்றைக்கி ஜெபிக்காததுனால இன்றைக்கி நான் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி வேதம் வாசிக்காதனால இன்றைக்கி நான் சாப்பிடக்கூடாது அப்படி ஆரம்ப காலங்களில் என்னை நானே தண்டிச்சிருக்கிறேன் உங்கள் எத்தனை பேருக்கு அந்த தில் இருக்குது இன்றைக்கி ஜெபிக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி சபைக்கு வரலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி தேவனுக்காக நான் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நான் தூங்க மாட்டேன் எத்தனை பேருடைய இருதயம் அப்படி உங்களை வாதிச்சிருக்குது நான் கேட்க வரேன் நான் கேட்க வர காரியம் மட்டும் அதுதான் நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியத்தை செய்யலை அதனால் இன்றைக்கி நான் சுகமாக இருக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி நான் போத்தி படுக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி நான் ஃபேன் போட்டு தூங்கக்கூடாது அதனால் இன்றைக்கி ஏசியில் நான் படுக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி நான் படுக்கையில் ஏறக்கூடாது அதனால் இன்றைக்கி நான் பெட்டில் படுக்கக்கூடாது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் உங்களை நீங்களே எத்தனை பேர் ஆவிக்குரிய காரியத்தின் குறைபாட்டுக்காக உங்களுக்கு நீங்களே எத்தனை பேர் தண்டனை கொடுத்துருக்கிறீங்க ஒரு ஒருத்தருமே இல்லை அப்படிலாம் செய்யுங்கன்னு பைபிள் சொல்லல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இறுதியை நமக்கு வந்து மழுங்கி போயிடுச்சுங்க இன்றைக்கி கொலையே பண்ணால் கூட நம்ம இறுதி என்ன தெரியுமா சொல்லுது கத்தர் மன்னிக்கிறவர் நம்ம எப்படி மாறிட்டோம் பண்ணினது என்ன பேசுகிறது என்ன பேசுகிறது எதையும் பேசிகிட்டு இருக்கிறோம் நான் சொல்கிறது எத்தனை இதுக்கு புரியுது நம்ம இறுதி நம்மளை வருத்தப்படுத்தவே இல்லை என் செருப்பு இன்றைக்கி எங்கே நின்றுச்சு என் கால் இன்றைக்கி எங்கே இருந்துச்சு இன்றைக்கி என் கால் வந்து ஒரு விபச்சாரத்துக்கு போயிட்டு வந்துச்சு என் கால் ஒரு வேசித்தனத்துக்கு போயிட்டு வந்துச்சு என் கால் வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்துச்சு என் கால் வந்து பைபிள் சொல்லுதுங்க கண் இடல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கிரு கை இடலாக்குச்சுன்னா கையை வெட்டிடு கால் இடல் உண்டாக்குனா பைபிள் அப்படி தானே சொல்லிச்சு உனக்கு நீ என்ன செஞ்சுக்க உனக்கு நீயே பனிஷ் பண்ணிக்க உன்னை நீயே பனிஷ் பண்ணிக்க உன்னை நீயே தண்டிச்சுக்க இன்னைக்கு ஆலயத்துக்கு போகல இத்தனை வாரம் நான் ஆலயத்துக்கு போகல ஆலயத்துக்கு போக வேண்டிய இந்த கால்கள் ஆலயத்துக்கு போகாமல் தெருவில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு சினிமா தேட்டருக்கு நின்றுட்டு இருந்துச்சு இன்னும் வேற எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு அப்படியே அந்த காலம் என்ன செய் நம்மளை எத்தனை பேருக்குங்க அந்த தில் இருக்கு உங்கள் சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன் வேற எதுவும் நான் பேச விரும்பல நம்மளை கத்தர் உயர்த்துறதுக்கு இமாஜின் பண்ண முடியாத இடத்திற்கு உங்களை கொண்டு போய் வைக்க தேவன் தயாராக இருக்கிறார் ஆனால் நான் எதை உணர்றேன் ஆவியில் நான் எதை உணர்றேன்னா அவ்வளோ பெரிய உயர்வை வாங்குறதுக்கு இன்னும் நாம் தகுதியாகவே இல்லை பைபிளில் போட்டிருக்கு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அப்போது என் உண்மையை கத்தர் எங்கே விரும்புகிறாரு எங்கே எதிர்பார்க்குறாரு எல்லாரும் சொல்லுங்கள் தம்பி நீ கொஞ்சம் நல்லானா நீ ஓடிடுற அடங்க மாட்டேங்கிற இது அவருக்கு தெரியுது சில பேர் எனக்கு அது சொல்கிறாங்க ஐயா எனக்கு சம்பளத்தில் உயர்வே வரமாட்டேங்குது மொதல் கொடுத்த சம்பளத்தில் உண்மையாக நட அதுக்கப்புறம் உனக்கு என்ன வரும் ஆ இந்த ஏழ்மையில் இந்த ஓலை வீட்டில் ஓலை கொட்டையில் இருக்கும் போதெல்லாம் முழங்கால் போட்டோம் கொஞ்சம் நேரம் முழங்காலில் நின்னோம் கொஞ்சம் நேரம் கற்றுனோம் கொஞ்சம் நேரம் கதறினோம் கொஞ்சம் கற்று நமக்கு வீட்டை டைல்ஸாக மாற்றி கிரைனைட்டாக மாற்றி கொடுத்தாரு இப்போ அந்த கால்கள் அங்கே என்ன செய்ய மாட்டேங்குது உண்மைதானே பாயில் படுத்து தூங்கின காலத்தில் ஒழுங்காக காலையில் எழுந்திரிச்சிட்டு இருந்தோம் குஷன் பெட்டு வாங்கி பாஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு வாங்கி போட்டு படுத்தோம் நாசமாக போயிடுச்சு இப்போ படுக்கலேருந்து என்ன செய்ய முடியல நிறைய பேர் சொல்கிறாங்க எழுந்திருக்க ஆசை ஆனால் உன்னத பாட்டில் நிர்வாணமாக படுத்துட்டு சொல்லுவா மனவாட்டி பார்த்துருக்கிறீங்களா நான் எழுந்தேன்னா நீ வஸ்திரத்தை போடணும் நான் எந்திரிச்சேன்னா என் கைகளெல்லாம் என்ன செய்யணும் என் அவள் அவள் பேசுகிற குறும்பு சகிக்க முடியாது இனி கால் எடுத்து கீழே வச்சுன்னா என் பாதம் என்ன ஆகும் கைகளெல்லாம் பர்ஃப்யூம் வச்சுட்டு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு படுத்துருக்கிறாளாமா இனி எந்திரிச்சா இதெல்லாம் என்ன செய்யுமாமா இந்த இந்த இந்த இந்த மருதாணி மருதாணி அப்புறம் அதுக்கு பிளாட்டஸ் அது என்ன பேர் மெகந்தி இந்த மெகந்தி வச்சுட்டு குஸ்து வைக்க மாதிரி ரோட்டில் தெரியுவாங்க பார்த்துருக்குறீங்களா அப்படியே ரோட்டில் இந்த முனிசிபாலிட்டியில் லைனாக வச்சு போட்டு விடுவானுங்க அவன்ட்டு இந்த பிள்ளைங்க இந்த பொம்பளைக்கு இந்த கேள்டு கிண்டு எல்லாமே போய் போட்டுக்குது கையை காட்டிட்டு போட்டுட்டு இங்கே காட்டிட்டு போட்டுட்டு போடுறதுக்கு இப்படியே திரும்பி பார்த்துக்கலாம் நான் பார்த்துட்டு பிச்சை ஏந்திர மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி இது உனக்கு தேவையா <laughs> நீங்கள் எடுத்துக்கிறது மட்டும் எடுத்துக்கங்க நான் உங்களுக்கு விட்டுறேன் உங்களுக்கே விட்டுறேன் இப்போது முந்தியெல்லாம் இது இல்லாமல் அது இல்லாமல் அப்படின்னு எத்தனையோ இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியில் ஏதாவது உங்களுக்கு இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா நான் கேட்குறது எத்தனை புரியுது அதெல்லாம் இல்லாத போது நம்ம ஒரு காலத்தில் சந்தோஷமாக என்ன செஞ்சுட்டு இருந்தோம் சிஸ்டர் பிரதர் நம்ம ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லாத போது சந்தோஷமாக என்ன செஞ்சோம் நம்ம வாழ்ந்தோம் நம்ம நாட்களை சந்தோஷமாக நம்ம கழிச்சிட்டு இருந்தோம் இப்போ நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு இல்லையா இப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு அடிமையாகி அதில் ஊறிக்கிறோம் இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்போ இது உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன ஆவீங்க சைக்கோ ஆயிரும் இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆமே சாப்பாடு மாறிச்சு அவ்வளோதான் இப்போ இருக்கிற வசதிகள் மாறிடுச்சு கொஞ்ச நேரம் பவர் கட் ஆகுதுங்க தூங்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ எரிச்சலாக வருது சனியும் பிடிச்சவனுங்க கரகம் பிடிச்சவனுங்க நாசமாக போனவனுங்க ஃபேனே இல்லாமல் தூங்குற கேஸ் இருக்குது அது பிரச்சனையே இல்லை தெய்வங்களெல்லாம் இருக்குது மே மாதம் வெயில் தலைமூடி தூங்குற தெய்வங்களெல்லாம் இருக்குதுல்ல சபையில் ஆனால் இந்த ஃபேன் இல்லாமல் தூங்க தூங்க முடியாதுங்கிற லெவல் நம்ம எல்லாருமே நான்லேருந்து நீங்கள் வரைக்கும் அந்த வெய்ய காலத்தில் ஃபேன் கரண்ட்டு மட்டும் ஆபாய் ஃபேன் நின்றுச்சு தூக்க நேரத்தில் நம்ம நாக்கில் சிக்கிறவனெல்லாம் நாசமாக போயிடுவான் ரைட் நம்மளால் இன்றைக்கி அந்த கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அந்த பவர் கட்டை நம்மளால் என்ன செய்ய முடியல சொல்லுங்கள் ஆனால் அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம் ஆமேண்ணா நான் ஏன் கத்த நம்மளை வந்து வைக்கணும்னு நினச்ச ஸ்தானத்துக்கு ஏன் அவர் இன்னும் கொண்டு போக முடியல பிரச்சனை அவர்கிட்டயா பிரச்சனை எங்கிட்டயான்னு நான் பல காலம் யோசிச்சிட்டே இருக்கிறேனுங்க அடிக்கடி யோசிப்பிடுங்க அப்போல்லாம் ஆவியான சொன்னார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாவே நான் உயர்த்துறேன்னு தான் சொன்னம்பா என் பிள்ளைகள் நிறைய பேர் நான் உயர்த்த ஆரம்பிக்கும் போது உண்மையை விட்டுட்டாங்க அதோடு நிற்கிது அதனால் ஆண்டு என்ன பண்ணுறாரு நிப்பாட்டு நிறுத்து அதெல்லாம் நிறுத்திடுச்சு அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு அதையே நீ என்னைக்கு அதை தாண்டி வரையோ அன்னைக்கு நான் இதை கட்டிடுவேன் பாட்டு போன வாரம் நினைக்கிறேன் பிள்ளைக்கு பாட திரும்ப திரும்ப நீ உன்னை நான் கட்டுவேன்ப்பா ஆனால் நீ திருந்தணும் திரும்ப கட்டுவேன் ஆனால் நீ திருந்தணும் எத்தனைக்கு நான் சொல்கிறது புரியுது இப்போ சொல்கிறேன் கேளுங்க இப்போ உயர்த்தப்பட்டதாக உணர்ற நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற உணர்ற நீங்கள் இதுதான் முடிவு நினச்சிக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் உங்கள் கற்பனையில் கூட நீங்கள் காண முடியாத ஒரு உயர்வை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போக கர்த்தர் தயாராக இருக்கிறாரு என்னைக்குமே நீங்கள் தேவனை மட்டும் சார்ந்து நில்லுங்க இன்னும் நான் உண்மையாக இருக்கணும் இன்னும் நான் விசுவாசமாக இருக்கணும் இன்னும் நான் பரிசுத்தமாக இருக்கணும் இன்னும் நான் பக்தியாக இருக்கணும் இன்னும் நான் ஆண்டோடைய நாமத்தை நேசிக்கணும் இன்னும் நான் ஆண்டவருக்காக ஓடணும் இன்னும் நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உண்மையாக போயிட்டு இருங்க யோசேப்பு கண்ட மகிமையை தாவீது கண்ட மகிமையை மோசே கண்ட மகிமையை எஸ்தர் கண்ட மகிமையை ரூத்து கண்ட மகிமையை எரேமியா கண்ட மகிமையை யோபு கண்ட மகிமையை அப்போஸ்தனாகி பவுல் கண்ட அதே மகிமையை பத்தொன்பதாம் அதிகாரத்தை பத்தொன்பது பதினொன்று பதினொன்றை கத்தரின் மைண்டில் வச்சு உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லி தராருங்க உன் கைகள் அற்புதம் செய்கிற கைகளாக மாறிடும் கொடுமை தான் பவுளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல்லணும் பவுளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல்லணும் தட்டணும் அதிகாரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறார் எதற்கு இங்கே கிறிஸ்தவங்களெல்லாம் என்ன செய்யறதுக்கு அப்படி வந்தவனை கத்தர் மாற்றி பவுல் கைகள் அந்த வார்த்தையை என்னமோ பண்ணுதுங்க மீண்டும் படிங்க பார்க்கலாம் அந்த அந்த அந்த வசனத்தை படிங்க சரி கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் மாற்றி பவுலுக்கு பதில் உங்கள் பேரை போட்டு படிக்க பார்க்கலாம் அந்த ஒரு சத்தம் தான் கேட்குது இரு <laughs> ஐயோ வசனத்தில் அப்படி எழுதலையே அப்படி உட்கா இல்லை இல்லை இல்லை நான் எனக்கு ஆவியர் என்ன சொல்ல தர்றாருன்னா பவுலின் தேவன் தான் என் தேவன் ஆமே இப்போ இப்போ இப்போ மாற்றி படிங்க ஒவ்வொருத்தர் படிங்க பார்க்கலாம் செய்வார் செய்வார் உனக்கு விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது உன்னை எப்படி சுதந்திரிக்க வைப்பார் நமக்கு அந்த வசனம் ஒரு ஆதாரமாக மாறட்டும் பவுளின் கைகளினால் அழைக்கப்பட்டவன் பவுள் அழைக்கப்பட்டவங்க தான் நம்ம ஊர்த்துறோம் அப்போ உங்களை கத்தர் அழைச்சார்னா உங்களை கத்தர் என்ன செய்ய போகிறோம் உங்கள் கைகளுக்கு கூட ஒரு விசேஷத்தை கொடுக்க போகிறாருங்க உங்கள் கைகள் அற்புதம் செய்யும் கைகளாக அந்த வசனத்தின்படி தேவன் என்ன செய்வார்னா மாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க மூன்று விஷயத்தை கத்தர் இன்றைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அழைக்கப்பட்ட நீ உன்னை நான் அழைச்சதுக்கு காரணமே என்னை அறிவதற்காக அழைக்கப்பட்ட நீ உன்னை அறிவதற்காக அழைக்கப்பட்ட நீ உன்னை நான் எப்படி ஆக்கப் போகிறேன் என்பதை அறிவதற்காக